வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி சிக்ஸ் மேல ஆகுது மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கையில் நமக்கு இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நாம இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு லாட் செல் பண்ணுங்கள் அதே இப்போ ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஒரு லாட் வந்து பை பண்ணிக்கலாம் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் இந்த கேண்டில்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்ட்டு நமக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி டெய்லி பார்ப்பீங்க ஸோ ஒரு லைவ் கால் பார்த்துட்டோம் இப்போ ஜான் டுவெண்ட்டி ஃபோருக்கு previous day so Jan twenty first தான் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்போ கரெக்டாக மார்க்கெட் முடிய போகிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் வந்து ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆகி நல்லா ஒரு ரைஸ் ஆகிட்டு மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் இப்போ போச்சு டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த பைக்காலுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு ஒரு செல் கால் அது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸில் செல் பண்ணலான்னு வந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டவுனில் இறங்கி thirty seven three eighty range வரைக்கும் இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பைக்கால் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டில் கலர் செட் பண்ணி வச்சுருக்கனால யார் வேணாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் சார்ட் பார்க்கும்போதே ஓகே க்ரீன் கலரில் போகுதா இது வந்து பை ட்ரெண்ட் ரெட் கலரில் போதா இது செல் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் அதில் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்தே வரும் பை பண்ணால் தேர்ட்டி செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் பை பண்ணுங்கன்னு வந்திருக்கு அந்த மாதிரி அதே டார்கெட்னா இப்போ ஒரு ஃபஸ்ட் டாரட் எங்கே எய்ம் பண்ணலாம் அதுக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ்னா கீழே ரெட் கலர் லைன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டான டீட்டெயில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ இது வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நமக்கு ஃபஸ்ட்டு கால் வந்து ஆக்சுவலி நம்ம லைவாகவே வந்து ஷோ பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன கால் வந்துருந்துச்சு அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிருக்க செல் கால் தான் ஸோ அதுக்கு ப்ரீயஸாக நடந்த கால்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அதாவது நடந்து முடிஞ்ச கால் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் இந்த சார்ட்டில் எப்படி கால்ஸ் வருது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்ட்டு தான் காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார்ட் தான் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்தே இப்படி தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ ப்ரீவியஸ் டே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் க்ளோசிங்க்கு முன்னாடி ஒரு பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆனதுனால நமக்கு அந்த பைக் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது நல்ல ஒரு புலிஷில் இருந்துச்சு thirty seven seven hundred range வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு பட் அதை பிரேக் அவுட்லாம் பண்ண முடியல ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதே ஸ்டார்ட் ஆச்சு அப்படி நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது ஸ்டார்ட் ஆனதில் thirty seven five hundred break out கொடுக்குது thirty seven five hundred break out ஆனோன்னு நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வரையில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு அது பிரேக் அவுட் ஆனனால தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்றைக்கி செல் காலே வந்து கிடச்சிருக்கும் ஸோ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆண்டா வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு செல் கால் என்னன்றதை சொல்லிடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து வந்தது தேர்ட்டி செவன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty seven three fifty two so ஒரு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குது அது கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் அது பார்த்தீங்கன்னா thirty seven two fifty so இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுவே வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற என்ன கால் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அந்த கால் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக வந்து இருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபோர்த் கேண்டில் ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கு இன்னமும் அந்த செல்லிங் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் எந்த சைடு போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் thirty seven five hundred resistance இருக்க வரைக்கும் மார்க்கெட்டால் பெருசாக ஸ்டாப் லாஸ்ட் ஃபிகர் பண்ண முடியாது பிரேக் அவுட் ஆகி நல்லா ஏறிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம் டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டின் மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது இப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இறங்கியிருக்கு மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு பட் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே டைம் எடுத்திருக்கு நம்ம ஒன் ஹவர்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு ஒன் ஹவர் ட்ரேடிங் போச்சுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆனது ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இப்போ அச்சீவ் ஆனது லெவன் டுவெண்ட்டிக்கு தான் அச்சீவ் ஆகிடுது இது பார்த்தீங்கன்னா Bank Nifty thirty eight thousand put option so இது மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த மந்தோட முடிய போகுது இது நல்ல ஒரு டீப்பான இந்த மணி ஆப்ஷன் ஸோ நம்ம அர்த்த மணி ஆப்ஷன் கூட பார்க்கலாம் இது செவன் டுவெல்ல வந்தது எயிட் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அதே அர்த்த மணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரீ நைன்டி எயிட்டில் பைக்கால் வந்தது ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஒரு செவன்ட்டி பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அர்த்த மணின்றனால செவன்ட்டி பாயிண்ட் இந்த மணி நல்ல டீப்பாக இந்த மணி போகையில் நமக்கு அதில் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படியே நமக்கு ஆப்ஷனில் கிடைக்குது ஸோ நீங்கள் ப்ரீமியம் கூட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற பாயிண்ட் கிடைக்கும் கம்மியான ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா கம்மியான பாயிண்டில் தான் உங்களால் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து அட் மணியில் வந்து த்ரீ நைன்டி சிக்ஸில் வந்திருக்கு அது ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் போயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் இந்த சிக்னலை வந்து பார்க்கலாம் அதில் டேரெக்டாகவும் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து வரும் பட் இதில் என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே இப்போ ஃபியூச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் கிடைக்கும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எனி டைம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரீசன்காண்டி இதில் ஃபிக்ஸடாக டார்கெட் வந்து கொடுக்கல பட் நம்ம மினிமமாக எதிர்பார்க்குறோன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வரைக்கும் கூட ஆப்ஷனில் டார்கெட் வந்து எய்ம் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நீங்களே இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ